எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் சாரியுடைய நம்பர் த்ரீ ஃபைவ் நைனுங்க சாரியுடைய நம்பர் த்ரீ ஃபைவ் நைன் இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வர மாதிரி இருக்கும் சில சாரீஸில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வரும் சில சாரீஸில் வந்து பாட்டம் மட்டும் வரும் அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுல பாட்டம் மட்டும் உங்களுக்கு வரும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடுங்க எல்லோ அண்ட் மெஜந்தா காம்பினேஷனில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் அண்ட் பாட்டம் போர்ஷன் மெஜந்தாவில் வருதுங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரியில் இருக்குங்க இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே சிம்பிளாக இது பியூராக இல்லையா அப்படின்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க சப்போஸ் ஏதாவது ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா ஒரு வீடியோவுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து எப்படி செக் பண்ணணும் செக் பண்ணும்போது என்ன மாதிரி வந்தது அப்படின்னா அது பியூர் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து வீட்லேயே செக் பண்ணி பண்ணி பார்த்துக்கலாம் next sari sari number three six zero three sixty body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மெகந்தி க்ரீன் கலர்லேயும் பல்லூன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பர்பிளோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது இதில் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க sari number three sixty one பல்லுவன் blouse peacock blue body of sari purple இதுலேயும் சில்வர் டெஸ்ட் சரி தாங்க ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே அது சிக்ஸ் தௌசண்ட்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்தியாவுக்குள்ளே எந்த அட்ரஸ் கொடுத்து எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தாங்க எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறோம் உங்கள் கண்ட்ரி சைடில் கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க sari number three six two பலூன் blouse maroon with black combination body of sari green dark green இந்த சாரியில் சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு டெஸ்ட் சரியுமே ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்குங்க அதாவது சின்ன மேங்கோ வந்து கோல்டுலேயும் கொஞ்சம் பெரிய புட்டாக வரக்கூடியது சில்வர்லேயும் இருக்குது next sari number three sixty three பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு body of sari navy blue gold and silver ரெண்டு டெஸ்ட் ரிசரிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ஸோ பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால கண்டிப்பாக top and bottom hooks marks ஆகட்டும் இல்லை ப்ளவுஸ் அண்ட் ஆகட்டும் பா இல்லை பாட்டம் போர்ஷன் டாப் போர்ஷன்லேயே ஆகட்டும் பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக வந்து சில இடங்களில் விசிபிள் ஆகுங்க இந்த சாரீஸை நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் பை பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் ஆர்டர் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரீபேமெண்ட்டும் சொல்லிட்டேன் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் ஆர்டர் பண்ணலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் next sari sari number three sixty four பலூன் ப்ளவுஸ் மெரூன்லேயும் body of sari navy blue இதில் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு இருக்குது பாட்டமில் அது போக ஒரு ஃபோர் லைன்ஸ் வந்துடுது கோல்டு சரியில் அண்ட் புட்டா ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டு தாங்க sari number three sixty five pallu and blouse purple body of sari ink blue இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரிங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் சரி ஹஃபைன் சரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க எல்லா சாரீஸ்லையுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரும் இன்னர் லேயர் ஆல்சோ பிளைனாக வருங்க சாரியுடைய டோட்டல் லென்த்துன்னா சிக்ஸ் பாயிண்ட்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 கலர் பேஸ்டல் ஷேடுங்க இது பாடி ஆஃப் சாரியும் அதே மாதிரி உங்களுக்கு பேஸ்டல் ஷேடில் ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி வரும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சில்வர் டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்குங்க next sari sari number three six seven and cash on delivery பற்றி சொல்லியிருந்தேன் கேஷ் ஆன் டெலிவரி பற்றி நம்ம நிறைய வீடியோவில் நிறைய வீடியோவில் இல்லை எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது ஆனால் வந்து three hundred rupees extra charges இருக்குது அதை முன்னாடியே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு அண்ட் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்காகன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கான சார்ஜஸ்ங்க ஸோ அதனால தான் அதை நம்ம வந்து முன்னாடியே நம்ம வாங்குகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாரீ பார்சல் வாங்கும்போது சாரீ ப்ரைஸ் என்னவோ அது தாங்க கொடுக்கணும் ஸோ த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது எக்ஸ்ட்ரா அது முன்னாடியே நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணால் மட்டும்தான் ஆர்டரே நம்ம எடுப்போம் அப்புறம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற sari number three six seven body of sari maroon with black காம்பினேஷனோட வருதுங்க டாப் அண்ட் பாட்டமில் இங்கு ப்ளூ கலரில் contrast border gold and silver ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருது பல்லு அண்ட் ப்ளவுஸுமே இங்கு ப்ளூ கலரில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸ் எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இந்த இந்த கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்